போலீஸ்காரருடன் உறவு முறிந்துவிட்டதாக கூறிய பெண் கணவர் கண் முன்னால் அவருடன் பைக்கில் உட்கார்ந்து தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மண்ணடியைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ் இவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எதிரே தனியார் கூரியர் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார் இவருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாவதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த தனது மனைவி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் பெஞ்சமின் பிராங்கிலின் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்தார் தகாத உறவின் போது எடுக்கப்பட்ட தனது மனைவியின் ஆபாச வீடியோக்கள் புகைப்படங்களை வைத்து பெஞ்சமின் இருபது லட்சம் கேட்டு மிரட்டுகிறார் மேலும் கொலை மிரட்டலும் விடுக்கிறார் என ஜெயபிரகாஷ் புகார் அளித்தார் தனது மனைவி தகாத உறவில் இருந்தது எனக்கு தெரியாது கடந்த ஜூன் மாதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பின்னரே தனக்கு அனைத்து விஷயங்களும் தெரியவந்தது என அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ரூபாவதி கணவர் ஜெயபிரகாஷ் மீது பரபரப்பான புகாரை அளித்தார் அதில் குடிக்காரரான ஜெயப்பிரகாஷ் தன்னை தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்ததாகவும் வீட்டை அபகரிப்பதற்காகவே இதுபோன்ற அவதூறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் ரூபாவதி கூறினார் மேலும் பெஞ்சமின் தனக்கு நெருங்கிய நண்பர் அவருடன் இருந்த உறவு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்து போன விஷயம் என கூறினார் ரூபாவதி முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் எடுத்த என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு நான் எடுத்த பேக்கப் தான் இதெல்லாம் என்னையும் திட்டம் பண்ணுறது இப்போ பொண்டாட்டிக்கிட்டே இவ்வளோ வீடியோ இருக்கு அப்போ என்கிட்ட எவ்வளோ வீடியோ இருக்கும் நான் நான் நெட்டில் போட்டுமா என்ன பண்ணுறோம் பாருன்னு என் ஒய்ஃபோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் சார் இப்போ எங்கள் நான் ரெக்டர் பண்ணி பேக்கப் எடுத்திருக்கேன் அப்போ அவங்க அவன் என்ன சொல்கிறான் உன் ஒய்ஃப் ஃபோட்டோலேயும் இவ்வளோ இருக்குது அப்போ என்கிட்ட எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும் பத்து லட்ச ரூபா கொடு இருபது லட்ச ரூபா கொடு இல்லைனா நான் உன்னை விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பாரு ஒன்று இப்போ நீ பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஒன்று இப்படின்றதுக்குள்ளே எனக்கு நான் சொன்னால் பத்து பேர் இருக்காங்க வெட்டி போடுறதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி லேக்ஸ் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இப்போ டிவோர்ஸ்க்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த என் மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் அவருக்கு வராதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் தராரு இதுதான் இஷ்யூ வேறு எதுவும் இல்லை மற்ற எதுவுமே உண்மை கிடையாது என்னை அரெஸ்ட் பண்ணுறது எதுவுமே உண்மை கிடையாது இதில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுவுமே உண்மை இல்லை ஃப்ரெண்டு தான் சார் அவர் ஃப்ரெண்ட்லியாக பழகினது தான் சார் அது இப்போ எதுவும் இஷ்யூஸ் இது இல்லை சார் எங்கள்கிட்ட ஏ என்னை வந்து சொத்துக்காக டார்ச்சர் பண்ணுறாரு சார் சொத்துக்காக டார்ச்சர் பண்ணுறாரு குடிப்பழக்கம் பேர்பல் அபியூஸ் நிறையா ஃபிசிக்கல் அபியூஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக என் பையன் ஸ்டடீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு சார் இந்த நேரம் அவன் காலேஜ் போயிட்டான் எனக்கு ஓரளவுக்கு நான் சேஃபர் ஜோன் பண்ணிட்டேன் என் பையனை கொண்டு வந்து சேஃபர் ஜோனில் விட்டுட்டேன் அந்த ஒரு இந்த நிலையில் புகார் கொடுத்துவிட்டு வெளியே வந்த ரூபாவதி காவலர் பிராங்கிலினுடன் பைக்கில் பறந்து விட்டார் கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் உறவு முறிந்துவிட்டதாக கூறிய ரூபாவதி அந்த காவலருடன் சென்றுவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது